ஊழல் என்பது இந்த இந்தியால ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ஊழல் வச்சுதான ஆட்சியே மாறுது இல்லையா நான் சொல்றது என்னன்னா ஊழல் மட்டும் ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு ஆட்சியை வந்து கவுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஏன் வந்து இழக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஏறத்தாழ அடிபணிஞ்சு புகுந்த ஒரு கட்சியாக மாறிவிட்டார்கள் என்ற காரணத்துக்கு தான் அதிமுக ஆட்சியை இழுக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை என்ன ஊழல் நடக்கலையா அதே அரசாங்கத்தை மறுபடியும் எலக்ட் பண்றாங்களே அது எதனால ஆனால் அதுக்கு அதீதமாக போய்விட்டால் மட்டும்தான் ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வரை ஒரு ஆட்சி இருந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்தது ஜெயலலிதா மாட்டது சசிகலா மாட்டதெல்லாம் அந்த அந்த டைம்ல நடந்த ஊழல் தான் ஆனா அதுல எது வந்து எடுபடுதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த வைர ஒட்டியானத்தை எல்லாம் போட்டு ஒரு படம் போட்டாங்களா நக்கீரன் ஒரு படம் கரி பண்ணுது ரெண்டு பேரும் சசிகலாவும் ஜெயலலிதாவும் அந்த சில்க் சாரி அணிந்து கொண்டு அந்த அளவுக்கு டைமண்ட் ஜுவல்லரி போட்டு நிற்கின்ற ஒரு படம் அதுதான் மக்களை வந்து அந்த வெறுப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வருகிறதே தவிர நிச்சயமாக அது ஊழல் செய்தார்கள் என்ற காரணத்துக்கு கிடையாது